வணக்கம் இப்போ நம்ம நிஃப்டியில் ஒன் மினிட் சார்ட் பார்க்குறோம் இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா December thirteen Monday so market பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு ஒரு நைன் சிக்ஸ்டீன் அந்த மாதிரி ஆகுது நைன் ஃபிஃப்டீன் ஸோ இது வந்து ஒரு செவன்டீன் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போகுது ப்ரீவியஸ் டே பார்த்திங்க அப்படின்னா பைக்கால் அது ஆல்ரெடி ப்ரீவியஸ் டே வந்து நல்லா செகண்ட் டார்கெட்லாம் பிரேக் அவுட் பண்ணிட்டு அந்த ரேஞ்சில் க்ளோசிங் கொடுத்துச்சு இன்றைக்கி ஓப்பனிங்கும் பார்த்தீங்கன்னா கேப் அப் பாசிட்டிவாக போய்கிட்டு இருக்கு ஸோ இதில் கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆனால் தான் கால்ஸ் வரும் ஸோ ஆல்ரெடி பயிங் ட்ரெண்டில் இருக்குது பை கால் போய்கிட்டு இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட்டு செல் ட்ரெண்ட் வந்தால் தான் செல் காலே வந்து ஜெனரேட் ஆகும் ஸோ மார்க்கெட் அதுக்கு இறங்கினா தான் செல்லிங் ட்ரெண்டே ஸ்டார்ட் ஆகும் ஸோ எப்போ மார்க்கெட் இறங்குது டவுன் ட்ரெண்ட் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு டென் செவன்டீன் ஆக போகுது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டவுன் சைடில் இறங்கிக்கிட்டே வருது ஸோ இன்றைக்கி ஓப்பனிங்லேருந்தே ஃபுல் பாசிட்டிவாக இருந்தது ஒரு டென் ஓ கிளாக் அப்புறம் டவுன் சைடில் இறங்குது அப்படி டவுன் சைடில் இறங்கும்போது இப்போதைக்கு நமக்கு நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு செல் கால் ஜெனரேட் ஆயிருக்கு sell at seventeen thousand six twenty eight point ninety அப்படின்னு சொல்லிட்டு செல் கால் வந்துருச்சு மீன்வைல் பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா இன்னும் பையிங் ட்ரெண்டில் தான் இருக்குது அதில் இன்னும் கால் வந்து ஜெனரேட் ஆகலை ஜெனரேட் ஆனோன்னு நாங்கள் வந்து சொல்கிறோம் ஸோ இப்போதைக்கு நிஃப்டியில் மட்டும் ஒரு ஒன் மினிட் சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டென் ஃபிஃப்டீனுக்கு அப்புறம் செல் கால் வந்திருக்கு seventeen thousand six twenty eight point ninety அப்படின்றதில் கீழே இருக்கிற ரெண்டு ரெட் கலர் ஸ்ட்ரைட் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்ட் செகண்ட் ஆர்ட் லைன் மேலே இருக்க லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் லைன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு seventeen thousand six twenty eight ninety வந்திருக்கு இது வந்து நம்மளுடைய செல்லிங்குரிய என்ட்ரி பாயிண்ட் ஃபஸ்ட் ஆர்ட் பார்த்தீங்கன்னா செவன்டீன் தௌசண்ட் ஃபைவ் எயிட்டி ஃபோர்னு சொல்லி வந்திருக்கு ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் மேலே வந்து டிஃப்ரென்ஸ் வந்து ஷோ பண்ணுது இந்த ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணுதா அப்படின்றத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா bank Nifty one minute chart இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு டென் நைன்டீன் ஆகுது ஸோ இதில் பார்த்திங்கன்னா நிஃப்டிலையும் பேங்க் நிஃப்டிலையும் பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி மாதிரியே நல்லா டவுனில் இறங்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ அப்படி இறங்க ஆரம்பித்ததில் நமக்கு பேங்க் நிஃப்டிலையும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது ஸோ டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத இன்டிமேட் பண்ணுறக்காண்டி இந்த சார்ட்டில் நமக்கு டக்குன்னு ஒரு ரெட் கலரில் கேண்டில் வந்து ஓப்பன் ஆகிட்டு sell at thirty seven thousand five sixty two point ninety அப்படின்னு சொல்லிட்டு கால்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஜெனரேட் ஆகுது ஸோ இது பார்த்திங்கன்னா யார் வேணாலும் சரி ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே போதும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் என்ன அப்படின்றத கேண்டில்னுடைய கலர் மாறும்போதே தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ ஓகே ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா டவுன் ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு செல்லிங் ட்ரெண்ட் செல் பண்ணலாம் இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி அப்படின்றத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து கீழே ரெண்டு ரெட் கலர் லைன்ஸ் இருக்குல்ல அதான் first target second target line மேலே இருக்க லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் லைன் ஸோ இந்த சார்ட்டில் இந்த மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் ஸோ அப்படி நமக்கு இன்றைக்கி பேங்க் நிஃப்டி ஒன் மினிட் சார்ட்டில் ஒரு ஃபஸ்ட்டாக ஜென்ரேட் ஆகிருக்க ஒரு கால்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த செல் கால் தான் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு ஸோ இதில் நமக்கு ஃபஸ்ட் டாரட் ஷோ பண்ணுறது பார்த்திங்கன்னா thirty six thousand four sixty nine வந்து ஷோ பண்ணுது ஸோ நமக்கான என்ட்ரி பாயிண்ட் வந்திருக்கு தேர்ட்டி செவன் ஒரு ஃபைவ் சிக்ஸ்டி டூ கிட்டக்க பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து வந்திருக்கு ஸோ இது நம்ம வந்து ஒரு நைன்ட்டி பாயிண்ட்ஸ் மேலே வந்து ஃபஸ்ட் டார்கெட் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது இந்த நைன்ட்டி பாயிண்ட் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணுதான்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நிஃப்டியில் நம்ம கிடச்ச செல் கால் பார்த்தீங்கன்னா செல்லிங் ரேஞ்சிலே தான் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் மேலே ட்ரேடிங் வந்து போச்சு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த செல்லிங் ரேஞ்ச் அந்த செல் கால் வந்ததை சுற்றியே ட்ரேடிங் வந்து போயிட்டே இருந்துச்சு அடுத்து ஒரு லெவன் டுவெண்ட்டிக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டவுனில் இறங்குது அடுத்து ஒரு லெவன் ஃபார்ட்டிக்கு நல்லா டவுனில் இறங்குது லெவன் ஃபிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணுச்சு ஸோ நமக்கு கால் ஜெனரேட் ஆனது seventeen thousand six twenty eight அது பார்த்திங்கன்னா seventeen thousand five eighty range வரைக்கும் வந்துச்சு அதுக்கடுத்து மார்க்கெட் நல்லா டவுன் டுவெல் ஓ கிளாக் அப்புறம்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இறங்க ஆரம்பிச்சதில் செல் கால் நல்லா கண்டினியூஸ் டவுனில் இறங்கிக்கிட்டே இருந்துச்சு twelve thousand seventeen thousand five ஹண்ட்ரட்லாம் வந்து ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் பண்ணுச்சு மீன்வைல் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆனது கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லேசாக மார்க்கெட்டினுடைய ட்ரெண்ட் வந்து ரைஸ் ஆச்சு அந்த ரைஸ் ஆனதில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் வந்து ஆக்சுவலி டச் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்து டவுனில் வந்து இறங்க ஆரம்பிச்சிச்சு ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா ட்ரெண்ட் வந்து ஸ்ட்ராங்காக நமக்கு டவுன்லேயே தான் இருந்துச்சு ஸோ அதனால் நமக்கு வந்து டுவெல் ஓ கிளாக் அப்புறம் அதில் டவுன் சைடில் இறங்கினதில் நம்மளால் வீடியோவில் வந்து பார்க்க முடியுது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே மார்க்கெட் அந்த செல்லிங் ரேஞ்சிலே தான் ஃபுல் டே இருந்துச்சு ஈவன் வந்து ஒரு த்ரீ டுவெண்ட்டி வரைக்குமே செல்லிங் ரேஞ்சிலே இருந்துட்டு அதுக்கப்புறம் பைக்கால் பார்த்திங்க அப்படின்னா ஜெனரேட் ஆனபடி மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு த்ரீ தேர்ட்டிக்கு ஸோ இதில் வந்து நம்ம ஃப்யூச்சர் பார்த்தோம் ஸோ இப்போ ஆப்ஷனும் பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா bank Nifty weekly option thirty seven thousand five hundred put option ஓகேங்களா ஸோ இதை நம்ம வந்து செல் கால் வந்தனால புட் ஆப்ஷன் வந்து ஷோ பண்ணுறோம் ஏன்னா புட் ஆப்ஷனில் அப்போ தான் பை கால் வந்து ஜெனரேட் ஆகும் ஸோ இதுதான் டிசம்பர் தேர்ட்டின் ஓப்பன் ஆனது சார்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு பை கால் வந்து வந்திருக்கு ஒரு டுவெல் ஓ கிளாக் அப்புறம் வந்திருக்கு த்ரீ டுவெண்ட்டி ஒனில் பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்திருக்கு ஸோ த்ரீ டுவெண்ட்டி ஒனில் அந்த பைக்கால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தேர்ட்டி பாயிண்ட்ஸ் ரிவர்ஸில் போனாலும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் ஃபிஃப்டீனுக்கு அப்புறம் ரைஸ் ஆகுது பிரேக் அவுட் பண்ணி அதில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸ் ரைசிங்கில் மோர் தேன் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்செலாம் போச்சு அதுக்கப்புறம் ஸோ நமக்கு எப்படி ஃப்யூச்சரில் வந்து பைக்கால் வந்தபடி க்ளோஸ் ஆச்சோ அதே மாதிரி ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா செல் கால் வந்தபடி க்ளோசிங் வந்து ஆயிருக்கு கடைசி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ட்ரேடிங் இந்த மாதிரி முடிஞ்சிருக்கு ஸோ இந்த மாதிரி நீங்கள் டேரெக்டாகவும் ஆப்ஷன்லையும் சார்ட்டை அப்ளை பண்ணி ட்ரேடிங் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம் இல்லை ஃப்யூச்சர் பார்த்து உங்களுக்கு பிடிச்ச ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து அதுக்கு ப்ரீவியஸ் டேஸ் ஜென்ரேட் ஆயிருந்த கால் ஸோ இதில் செல் கால் இப்போ புட் ஆப்ஷனில் செல் கால் வந்தால் கால் ஆப்ஷனில் பை பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி ட்ரேடிங்கை நீங்கள் மாற்றி மாற்றி பண்ணிக்கலாம் இந்த சார்ட் பற்றின டீட்டெயில் வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க பார்க்கும்போதே மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை கேண்டலினுடைய கலர் வச்சு ஐடென்டிஃபை பண்ணிடலாம் க்ரீன் கலரில் இருந்தால் இது வந்து பை ட்ரெண்ட் பை கால்னு அதே ரெட் கலரில் இருந்தால் செல்லிங் ட்ரெண்ட் செல் கால் அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணிடலாம் அடுத்து அதில் வர என்ட்ரி பாயிண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேடிங்ஸும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க தேங்க்யூ